குருவே சரணம் என் பேர் லாவண்யா நான் அவினாசி பக்கத்தில் இருக்கேன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலிமா மகாவிஷ்ணு ப்ரோ எனக்கு சஞ்சீவினி ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க நான் இப்போ ஒரு மூணு மாதம்தான் எடுத்திருப்பேன் எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் முக்கால்வாசி குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு எனக்கு எப்பவும் டயர்டாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் இது எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இதை ரெக்கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சத்தியமாக அது சூப்பரான மெடிசன் இது எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் குருவே சரணம் இத்தனை பேருக்கு சஞ்சீவினி சாப்பிட்டோன்னே உடல் நோய்க்கு க்யூர் ஆகுது எப்படி க்யூர் ஆகுது உயிராட்டல் அதிகமாகும் போது எனர்ஜி ஆயிடுறான் எனர்ஜி ஆகும் அவனுடைய இம்யூனிட்டி சிஸ்டமே அவனுடைய நோய்களை அடிச்சு காலி பண்ணிடுது சஞ்சீவினி சத்தியமாக உங்கள் உடல் நோயில குணப்படுத்துறதுக்காம கண்டுபிடிச்ச மருந்தெல்லாம் கிடையாது உயிராட்டலை அதிகப்படுத்தணும் யோகத்துக்கு பயன்படும் நம்ம கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணால் வள்ளல் பெருமான் மற்றும் ராவணன் மற்றும் போகரோட ஃபார்முலா அது அதுக்காக கிரியேட் பண்ணால் அது கடைசியில் வந்து பார்த்தா என்னென்னமோ மேஜிக் பண்ணுது சஞ்சீவினி காலையில் பதினஞ்சு சொட்டு ஈவினிங் வைரதேகி பதினஞ்சு சொட்டு சுடுதண்ணியில் ரெகுலராக கலந்து சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி அவர் நான் பேர் சொல்ல விரும்பல மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் பெரிய செலிபிரிட்டி பெரிய பிரச்சனையில் சூசைட் பண்ணிக்கக்கூடிய நிலமையில் இருந்தார் அவருக்கு இந்த மருந்து கொடுத்தோம் சாப்பிடுங்க அப்படின்னு வைரதேகி ஈவினிங்கே காலையில் சஞ்சீவினி சாப்பிடும் ரெண்டே நாள் தான் சாப்பிட்டார் என்னங்க மைண்டு ஸ்ட்ரெஸ் அவ்வளோ குறைஞ்சிருச்சு பிபி கம்மியாது எல்லாமே கம்மியாது எப்படிங்க இந்த ஒரே மருந்தில் வேலை எனக்கே தெரிய மாட்டேங்குது இதுதான் சித்தன் கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது இதை எடுத்து இதில் போடு இதை எடுத்து அதில் போடு அடுப்பை வை பற்ற வை அப்படின்னா பற்ற வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நம்ம வேலை டிஷ்ஷை கிரியேட் பண்ணுறது மேக் பண்ணுறலாம் அம்மா சத்தியமாக நம்ம கிடையாதுலாம் இறைவனையும் செய்யக்கூடிய வேலை இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணுன்றது இறைவன் கட்டளை அதனால் நடந்துகிட்ருக்கு கம்பல்சரி காலையில் சஞ்சீவினி சாயந்தரம் வைரதேகி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உங்களோட உடம்பு அவ்வளவு பொன் தேகமாக மாறிவிடும் ஒன்று ரெண்டாவது உயிராற்றல் அதிகப்படும் குழந்தை பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போய் உடம்புல இருக்கக்கூடிய வீசிங் ப்ராப்ளம் சரி பண்ணுது சைனஸ் சரி பண்ணுது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது மூட்டு வலி பிரச்சனைகளை சரி பண்ணுது என்னென்ன சரி பண்ணுது நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல சரி பண்ணுறக்காக நம்ம சாப்பிட்றதில்ல உங்களுக்கு உயிராற்றல் பத்தவில்லை உயிராற்றல் பத்தலைன்னா என்ன பண்ணணும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அது எங்கே கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடணும் சஞ்சீவனி சாப்பிடலனாலும் பரவாயில்ல வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது கிடைக்குது உயிராற்றல் அதிகப்படுத்துது அப்படின்னா அதை கம்பல்சரி சாப்பிடும் உயிராற்றல் ஏறி